வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் நான் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு நிறைய அன்பர்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க ஆவலாக இருக்கீங்க ஆனால் எல்லாருக்குமே விரைவில் சீக்கிரமாக என்னோட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதால வரிசையாக வரும்போது கொஞ்சம் காலதாமதம் கட்டாயம் ஆகும் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக இருக்குது வேகமாக நான் கண்டிப்பாக ஒரு பார்த்தே ஆகணும் அப்படின்னா என்னால் அது சொல்ல முடியாத சூழலில் இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களும் இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது அவசரமாக பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கட்டாயம் வேறு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கூட நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா எனக்கு வாடிக்கையாளர்கள் ரொம்ப முக்கியம் அதனால் அவர்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோங்க எல்லாருக்குமே யாரையுமே வந்து அந்த காக்க வைக்கிறதோ அல்லது ரொம்ப நாள் கழித்து சொல்கிறதோ அப்படி இல்லாமல் ஷெட்யூல்டு பிரகாரம் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் காலதாமதம் ஆகும் காக்க வைக்கிறதுனா வாலண்டரியாக காக்க வைக்கிறது இல்லை ரீசனபிளாக வெயிட் பண்ண முடியும் வேறு வழி இல்லை அதனால் நீங்கள் ஒத்துழைப்பு கட்டாயம் இதுக்கு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இதை வந்து உங்கள்கிட்ட அன்பாக கேட்குறேன் என்ன காரணம்னா நிறைய பேர் சீக்கிரமே பார்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறேன் அதே போல் கால் பண்ணி பேசுகிறவங்க டைரெக்டாக எங்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து என்னுடைய அலுவலகத்தில் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி உங்கள் கூட பேச முடியும் இது ஏற்கனவே நான் வந்து ஒரு காணொலியில் சொல்லியாச்சு மறுபடியும் வந்து உங்களுக்கு என்னால் பேச முடியாத சூழலுங்கும் போது எனக்கு வருத்தம் தான் கண்டிப்பாக என்னுடைய அலுவலகத்தில் நீங்கள் கூப்பிடும்போது அவங்க ஃபோன் எடுப்பு பேசுவாங்க என்ன விளக்கமோ சொல்லுங்கள் அவங்க எங்கிட்ட கண்டிப்பாக ஈவினிங் நான் பேசும்போது கன்வே பண்ணுவாங்க என்னால் முடிஞ்சால் ரீசனபிளாக இருந்ததுன்னா அதுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் கொஞ்சம் காலதாமதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும் அதுக்காக யாரும் வருத்தம் பட வேண்டாம் உங்களுக்கு அவசரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தெரிந்த இடத்துலையோ அல்லது குடும்ப ஜோதிடர்கிட்டையோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா என்கிட்ட நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் உத்தியோகம் அதாவது வேலை யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம் இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலத்திலேயே உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல வந்தது ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் ஒருத்தர் கேட்குறோம் அப்படின்னா சார் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படி தான் கேட்போம் அவருடைய வேலையை வச்சு அவருடைய சம்பளத்தை வச்சு அவருடைய பொசிஷனை வச்சு இந்த மரியாதை கூடுறதோ குறையிறதோ வரலாம் போகலாம் சிலர் அப்படி இல்லை மனிதர்களுக்கு தான் முக்கியத்துவம் அவர் வேலை இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி பேசுகிறவங்க சொற்பமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லித்தான் ஆகணும் ஆனால் உத்தியோகம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி நிறைய பெண்களும் உத்தியோகத்துக்கு போகிறாங்க நிறைய ஆண்களும் உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்காங்க அப்போ உத்தியோகம் அப்படின்னா வேலை அப்படின்னா இதில் வேலை இருக்குது தொழில் இருக்குது தொழிலுக்கு வந்து பத்தாம் இடம் உத்தியோகத்துக்கு ஆறாம் இடம் இது ரொம்ப நீங்கள் கவனித்து பிரித்து பார்க்க வேண்டிய விஷயம் ஜாதகத்தில் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் அவர் நீசமோ அஸ்தங்கமோ வக்ரமோ ஆறு எட்டு அதாவது அவர் போய் எட்டு பன்னெண்டில் மறையிறதோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த வேலையில் போராட்டம் இருக்கும் குறிப்பாக ராகு கேது கூட சேரும்போது ரொம்ப போராட்டம் இருக்கும் நெருக்கடி இருக்கும் இப்போ மிதுன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் அவர் போய் சனியோட சேர்ந்து உட்காந்துருந்தாருன்னா உங்களுக்கு வேலையே பார்க்க முடியாது போராட்டமும் நெருக்கடியும் அதிகமாக இருக்கும் அப்போ வேலைங்கிற ஒரு விஷயத்தில் ஆறாம் அதிபதி வலுவாக இருக்கணும் நிறைய பேர்த்துக்கு ஆறாம் அதிபதி வலுக்கக்கூடாது மிதுநிலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி வலுத்து என்ன செய்ய முடியும் ஆனால் ஆறாம் அதிபதி சத்துரு எதிரியாக இருந்தால் கூட வேலைக்கானவர் அவர் தான் அவர் ஒரு ந ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு நல்ல நிலையில் இருந்தால் வேலை நல்லா இருக்கும் வேலைக்காக தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் மற்ற விஷயத்தை எதுவும் பேசலை ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதோ ஆறாம் அதிபதியோட சுபர்கள் தொடர்பு இருக்கிறதோ சூரியனோ குருவோ செவ்வாயோ ஆறாம் அதிபதிக்கு லிங்க் வருதோ பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க பெரிய அதிகாரத்தில் இருப்பாங்க ஆறாம் அதிபதியோட நாலாம் அதிபதி சேர்ந்துட்டா பதவி நல்லா இருக்கும் பதவி சூப்பராக இருக்கும் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்து ஆறுலேயோ நாலுலேயோ அமர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி யோகம் நல்லா இருக்கும் இப்போ பதவி அப்படிங்கிறது வந்து நாலாம் இடம் உத்தியோகம் அப்படிங்கிறது ஆறாம் இடம் அப்போ உத்தியோகத்தை பார்க்கறதுக்கு ஆறாம் இடத்தை தான் நீங்கள் பார்க்கணும் புதனை போய் பார்க்கணும் அப்போ ஆறாம் இடம் வலுவாக இல்லை ஆறாம் இடம் சரியில்லைன்னா நீங்கள் உத்தியோகத்தில் தொந்தரவாயிடும் இது வந்து உத்தியோகத்துக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மற்றபடி ஆறாம் அதிபதி பலம் பெறுவதுங்கிறது கடன் நோய் வழக்கு எதிரி எல்லாம் அதிகரிக்குமே அப்படிங்கிறத கான்செப்ட் அது வேற இப்போ உத்தியோகத்துக்கு ஆறாம் இடம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஆறில் சூரியன் ஆறில் செவ்வாய் ஆறில் குரு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க அவங்களுக்கு பச்சைங்களை கையெழுத்து போடுற யோகமோ அல்லது அவங்க சொன்னால் பத்து பேர் கேட்குறதோ அல்லது இவங்களுடைய பேச்சுக்கு இவங்களுடைய சொல்லுக்கு மரியாதை அதிகமோ கட்டாயம் இருக்குங்க இப்போ யாராவதுக்கு ஒன்பதாம் அதிபதி யாரில் இருந்தால் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாங்க அறநிலைத்துறையில் வேலை பார்க்குறாங்க பெரிய கோவில்கள் நிர்வா நிர்வகிக்கிறது உயர்ந்த பதவிகள் இருக்கிறது கல்லூரி கோவில் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலங்களில் போய் வேலை பார்க்குறது இருக்குது பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி தொடர்பு விட்டுனா இரவு நேர வேலை பார்க்குறாங்க வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறாங்க இதையும் நம்ம சொல்லலாம் அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு இடம் இப்போ ஆறில் கேது இருந்ததுன்னா அவங்க சட்டத்தில் சட்டத்துறையில் வேலை பார்க்குறாங்க சிபிசிஐடியில் வேலை பார்க்குறாங்க சிலர் ஜோதிடராக கூட இன்னொரு நிறுவனம் பெரிய நிறுவனம் இருக்குது அதில் நான் அஸ்ட்ராலஜராக இருக்கேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆறில் ராகு இருந்ததுன்னா வெளிநாடு வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி வட்டி அதே போல் வரவு செலவு பண்ணுற இடத்துல அவங்களும் வேலை பார்க்குறாங்க சுக்கரன் ஆறில் இருந்ததுன்னா டெக்ஸ்டைல்ஸில் வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் காமன் உங்கள் ஜாதகத்துக்காக பொது பலன் தான் இது உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் எதுவும் சொல்லலை உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் ஒரு பலமான விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் அவங்க வேலை செய்கிற இடத்துல பேசிக்கிட்டே இருக்கணும் பேசி ஒரு விஷயத்த சாதிக்கணும் பேசி தான் ஒரு விஷயத்த நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும் அப்போ ஆறாம் இடங்கிற உத்தியோகஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் பரவாயில்ல நல்ல நிலைமையில் இருந்தால் தான் உத்தியோகம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ஆறாம் இடத்துல பாதகாதிபதியோ அஷ்டமாதிபதியோ அல்லது உங்களுக்கு இவங்கெல்லாம் தொடர்பு பெற்று ராகு கேதுகளும் ஒன்று சேர்ந்துட்டு ராகுவோ அல்லது கேதுவோ ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் மன உளைச்சல் திருப்தியின்மை மன அழுத்தம் கட்டாயம் இருக்கும் ஆறாம் அதிபதி போய் பகை வீட்டில் இருந்தால் கூட அவர் ஆறு எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டில் மறையும் போது உத்தியோகத்தில் திருப்தி இருக்காது இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ உத்தியோக திருப்தி இருக்கும்போது ஒன்பதாம் அதிபதியோ அஞ்சாம் அதிபதியோ நாலாம் அதிபதியோ ஆறாம் அதிபதிக்கு ஏதாவது பார்வையோ தொடர்போ இருந்துட்டா அவங்க இருக்கிற உத்தியோகத்தில் நல்ல பெயர் நல்ல புகழோடு அவர்கள் வருவாங்க அப்போ ஆறாம் இடத்துக்கு உத்தியோக பிராப்தம் சொல்லப்படுது அப்போ புதனும் நல்ல நிலைமையிலிருந்து ஆறாம் இடத்துல ஒரு நல்ல கிரகங்கள் வலிமையான கிரகங்கள் அமர்ந்திருந்ததுன்னா அவங்களுக்கு உத்தியோகம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைச்சது இதில் எந்த மாற்று இடமே இல்லை சூரியனும் குருவும் அந்த ஆறுக்கு தொடர்பு வரும்போது அந்த வேலையில் அந்த உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்குது உயர்ந்த பதவிக்கு போகிறாங்க அந்த உத்தியோகத்தில் புகழோடு இருக்காங்க நிறைய பேர் ஆறாம் இடத்துக்கு சூரியன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சூரியன் சனி தொடர்பு கொள்ளும்போது அந்த உத்தியோகத்தை விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க விஆர்எஸ் வேண்டாம் இனி எதுக்கு இந்த வேலை போதும் டார்ச்சராக இருக்குது டென்ஷனாக இருக்குது விட்டுறலான் இருக்கேன் இதையெல்லாம் சொல்கிறாங்க அப்போது மன நிம்மதி கொடுக்கணுங்கிறதுக்கு சில ரூல் இருக்குது நெருக்கடி வர்றவங்களுக்கு சில ரூல் இருக்குது அதெல்லாம் இதில் நான் சொல்லியிருக்கிறேன் சரி எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் உத்தியோகத்தில் நான் நல்லா இருக்கணும்னு யாராவது நினச்சிங்கன்னா எல்லாரும் நினைப்போமா இல்லையா நீங்கள் நினச்சிங்கன்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புலிங்கேஸ்வரர் வழிபாடு எடுத்துக்கங்க என்னைக்கு போகணும் என்னைக்கு வேணாலும் போங்க தப்பு இல்லை அதே போல் சென்னையில் திருவல்லிக்கேணி பார்த்து சாரதி அவரு போய் நல்லா பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே போல் பெருமாள் அம்சம் கொண்ட எந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணும்போது வேலை உத்தியோகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த தேவதைக்கு அந்த தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் எல்லாருக்கும் உத்தியோகம் இருக்கணும் பெரிய அளவில் வரணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் நிறைய இருக்குது இருப்பினும் உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்து ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் வாராகி அன்னை உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்